கப்புக்குள் பந்து ஹாய் குட்டீஸ் பந்தை கூடைக்குள்ள தூக்கி போட்டு விளையாடி பார்த்திருப்பீங்க இப்ப கப்புக்குள்ள பந்தை போட்டு விளையாடுவதை பார்க்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கீழே கைப்பிடியுடன் கூடிய ஒரு கப் சிறிய பந்து நூல் முதல்ல இந்த மாதிரி உருளை வடிவ ஒரு கப்பினை எடுத்துக்கலாம் இதுல கெட்டியான நூலின் ஒரு முனையை நல்லா கட்டிக்கணும் பந்துல மேல் பகுதியில துளையிட்டு இந்த நூலின் மறுமுனையில சிறு முடி போட்டு அதனை பந்தின் துளையினுள் இது போல செருகி தயார் பண்ணிக்கலாம் இவ்வளோதாங்க நாம செய்தே முடிச்சிட்டோம் இதுல எப்படி விளையாடுறதுன்னு யோசிக்கிறீங்களா நீங்களே பாருங்க நூலுள்ள பந்தை இந்த மாதிரி மெதுவா மேலே வீசணும் இப்ப சரியா அதை கப்புக்குள்ள பிடிக்கணும் இது தாங்க விளையாட்டே ஆரம்பத்தில் சரியா வரலைனாலும் அடிக்கடி விளையாடும் போது நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது விளையாட ரொம்ப ஜாலியாக இருக்கும் கப்புக்குள் பந்து இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்களும் செய்து விளையாடுங்க இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை வளர்த்து கொள்ள முடியும்